ஹே காய்ஸ் வணக்கம் welcome to Kalyani kitchen regular வீவர்ஸ்க்கு வெல்கம் பேக் நியூ வீவர்ஸ் எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு புட்டும் கடலைக்கறியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் அரிசி மாவில் புட்டு பண்ணியிருக்கோம் ராகி மாவு இன்னும் மற்ற சிறுதானிய மாவெல்லாம் வச்சும் புட்டு செய்யலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன் எங்கள் அம்மா சூப்பராக ராகியில் இனிப்பு புட்டு பண்ணுவாங்க ஸோ டைம் கிடைக்கிறப்ப நான் அந்த வீடியோவும் ஃபிலிம் பண்ணி காட்டுறேன் முதல்ல தேவையான அளவு அரிசி மாவை எடுத்துக்கலாம் ரெண்டரை உலக்கு இல்லைன்னா ரெண்டரை கப் அரிசி மாவுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டே ஆகணும் இல்லை அதுக்கும் கம்மியாக கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஒருத்தருக்கு முக்கால் உலக்கு மாவு தேவை புட்டு செய்கிறதுக்கு ஸோ நாலு பேருக்கு பண்ணுறீங்கன்னா மூணு உலக்கு அரிசி மாவு சரியாக இருக்கும் மாவு அளவில் பாதியை தண்ணி அளவாக எடுத்துக்கணும் ஸோ ரெண்டரை அளவுக்கு மாவுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து முன்ன பின்ன இந்த அளவு மாறும் அப்ராக்சிமேட்டாக பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மாவு தொட்டு பார்க்குறப்போ ஈரப்பதம் தெரியணும் வர வரன்னு ட்ரையாக இருந்துச்சுன்னா வேகாது வெட் சாண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவசர அவசரமாக பண்ணிகிட்ருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரினா கையில் பிசைஞ்சிட்ருக்க டைம் இல்லை அப்படிங்கிறப்போ தண்ணியை ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று சுற்றலாம் ஸோ தட் ஈவனாக தண்ணி ஸ்ப்ரெட் ஆயிரும் அண்ட் நீங்களும் ஃபாஸ்ட்டாக போட்டு பண்ணிடலாம் ஒரு important tip first set of மாவை வந்து குழலில் ஃபில் பண்ணி வச்சப்புறமா மிச்ச மாவை வந்து மூடி வச்சிடணும் இல்லைன்னா காஞ்சி போயிடும் அடுத்து ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுக்கணும் எவ்வளோ தேங்காய் இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் புட்டு இப்போது புட்டுக்குள்ளலில் ஆவி வர அந்த டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்புறம் கையை பதம் பார்த்துரும் டிஸ்க்கை இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு டு மூணு ஸ்பூன் துருவி வச்சுருக்கிற தேங்காயை குழலுக்குள்ளே போட்டுக்கலாம் அடுத்து ஈரமாக இருக்கிற அரிசி மாவை ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி குழல் ஃபில் ஆகிற வர அரிசி ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் அரிசி மாவன் மாற்றி மாற்றி போட்டுக்கணும் ரொம்ப பேக் பண்ண வேண்டாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லேயர் போட்டால் போதும் ஃபைனலாக ஒரு லேயர் தேங்காய் நம்ம சேர்க்குற தேங்காயில் இருக்க ஜூஸ் போய் அந்த மாவு கூட சேர்றப்ப தான் டேஸ்ட் வரும் ஸோ நிறைய தேங்காய் லேயர்ஸ் இருந்தால் பெட்டர் அவங்க கொடுத்துருக்குற மூடி வச்சு இப்போ இந்த குழலை மூடிடலாம் இந்த மூடியில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வழியாக ஆவி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி கொதிக்க வைக்கணும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்ததுனால கவனிக்கல பட் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது கொதிக்க ஆரம்பிச்சப்புறமா குழல் அட்டாச் பண்ணுங்கள் இப்போது மேலே இருக்க ஓட்ட வழியாக ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம புட்டு வெந்து ரெடியாக இருக்குது அடுப்பை அணைச்சிட்டு ஒரு ஒன் மினிட் கழித்து நாங்கள் புட்டை வெளியே எடுக்க போகிறோம் குழலாக தனியாக கழட்டியாச்சு புட்டு பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் குழலுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து டிஸ்கை தள்ளணும் எவ்வளோ அழகாக புட்டு வெளியில் வருதுன்னு பாருங்கள் தேங்காய் வச்சுருக்கிற லேயரில் பிரேக் ஆகும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்மளோட சூப்பர் யம்மி புட்டு ரெடி இப்போது இந்த புட்டுக்கு பெஸ்ட்டு பேரான கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுற அளவு அரை இல்லைனா முக்கால் கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க ட்ரெடிஷ்னலாக கருப்பு கொண்டக்கடலையில் தான் செய்வாங்க இந்த கடலைக்கறியை நாங்கள் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கோம் இந்த கொண்டக்கடலையை மினிமம் எயிட் ஹவர்ஸ் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும் இந்த ஊற வச்ச கடலையை தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வந்தப்புறமா ten to twelve minutes cook பண்ணணும் வேக வைக்கிறதுக்கு கடலைக்கு ஒரு இன்ச் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும் அண்ட் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரு வேளை ஒரு கப் கடலை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கப் கடலைக்கு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கடலையை குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மசாலா பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேஸ்ட் செய்கிறதுக்கு இந்த பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஹாஃப் இன்ச் இஞ்சி நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் அவங்கவுங்க டேஸ்ட் படி அப் டு ஹாஃப் கப் கூட போட்டுக்கலாம் நாலு டு அஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கணும் அடுத்து தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் பெரிய தக்காளினா ஒன்று போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தேவைப்படும் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நாங்கள் வந்து கரம் மசாலாவையும் மல்லித்தூளையும் கலந்து வச்சுருக்கோம் இங்கே ஒரு சூடான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு இல்லை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சாஃப்ட் ஆகிற வர விட்டு விட்டு கிண்டணும் தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் மஷியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம் இப்போது துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த பாயிண்டில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேங்காயை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாமே இப்போது சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் மிளகாய் பொடி அண்ட் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு பொடியெல்லாம் சேர்த்ததும் கொஞ்சம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஆறுனதும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நாங்கள் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா பேஸ்ட் அரைச்சதும் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வரமிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கடலையை சேர்த்துக்கலாம் அவிச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹாஃப் டு ஒன் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கடலையை உப்பு போட்டு அவைக்கல ஸோ நாங்கள் ஒரு டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிட்டோம் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இந்த பாயிண்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தட்டு வச்சு மூடி குக் பண்ணுங்கள் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா பொங்கிரும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாயிண்டில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு அளவு சரியாக இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைனா உப்பு சேர்த்துட்டு இன்னொரு கொதி வந்த அப்புறமா ஆஃப் பண்ணணும் சுவையான கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி ரெடி புட்டு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இந்த கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புட்டும் கடலைக்கறியும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் செஞ்சு பார்த்துட்டு எங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா அண்ட் uh, எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் ப பாய்